ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் உங்கள் கூட வந்து ஒரு சில என்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தம்பி மேரேஜ்க்காக எடுத்த ட்ரெஸ் அப்புறம் ரிசப்ஷனுக்காக எனக்கு ரோகிணிக்கு அதெல்லாம் எடுத்த ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து எங்கே ஸ்டிச் பண்ணோம் அப்புறம் நான் சிங்கப்பூர்லேருந்து வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன் மூலமாக கொஞ்சம் வந்து குர்த்திஸ் செட்டும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலான டெய்லி வேர் குர்த்திஸ் தான் வந்து வாங்குவேன் மோஸ்ட்லி வந்து சாரீஸோ இல்லை வந்து இந்த குர்த்தி செட்டோ அது மாதிரி வந்து நான் வாங்கினது இல்லைங்க இந்த சிக்ஸ்டீன் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஆர்டர் போடுவேன் இங்கேருந்து எனக்கு வந்து சிங்கப்பூருக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு நான் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன் உங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸும் நான் காட்டுறேன் அப்புறம் வந்து ப்ரைஸும் வந்து மென்ஷன் பண்ணுறேன் மேபி யாருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ட்ரெஸ் வந்து நான் மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து போட்டிருந்தேன் போட்டு வாஷ் பண்ணி இப்போ வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து குர்த்தா செட்டு இது குர்த்தா பேண்ட் அப்புறம் வந்து ஷால் இதோட இருக்குது குர்த்தா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டன் குர்த்தா இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது போட நான் வந்து இதுக்கு மீடியம் சைஸ் தான் வந்து எடுத்தேன் நான் பார்த்தீங்கன்னா லார்ஜ் எடுத்தேன் லார்ஜ் ஃபார்ட்டி அந்த சைஸ் வந்து நான் எடுத்தேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தது நான் வந்து அப்புறம் ஆல்டர் பண்ணேன் இதை ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா லோவாக இருக்குது நாட் வச்சுருக்காங்க இதில் ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப லோவாக இல்லை கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்குது அப்புறம் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் இல்லை இங்கே வந்து லேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க கையில் கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வருது எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஹைட் வருது நல்ல ஒரு க்ரீன் கலர் இது ரொம்ப நல்லா இருக்குது நல்ல சாஃப்டான மெட்டீரியல் இது பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா பலாசோ மாதிரி கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் பலாசோ பேண்ட் இது இப்படி கொடுத்துருக்காங்க பலாசோ பேண்ட் இது ஷால் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் ஷால் தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து இந்த கார்னரில் வந்து இந்த லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒயிட் கலரில் நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா nine nine nine triple nine இது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தா வந்து நீயோட கொஞ்சம் கீழே வருது ஸோ இந்த அளவுக்கு இருக்குது நல்ல ஒரு பிங்க் கலர் கொடுத்தா இது அப்புறம் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவை அதே மாதிரி தான் கார்னரில் அந்த கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட்ஸ் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கேயும் பண்ணியிருக்காங்க அப்புறம் கீழேயும் பண்ணியிருக்காங்க இதில் இதுவும் ஒரு நல்ல சாஃப்டான மெட்டீரியல் இது இதுவும் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் இது ஒரு பேண்ட் காட்டுறேன் இதுக்கு வந்து பலாசோ பேண்ட்டு சேம் அதே மெட்டீரியல் வந்து பலாசோ பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பலாசோ பேண்ட் பார்த்தீங்கன்னா அதே தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த குர்த்தா அப்புறம் வந்து இந்த பலாசோ பேண்ட் மட்டும்தான் இதோட ப்ரைஸ் வந்து nine four nine nine hundred and forty nine rupees இது இதுவும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் செட் பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தா செட் தான் ஒரு ப்ளூ கலர் குர்த்தா செட் இது இதில் வந்து குர்த்தா ஷால் அப்புறம் வந்து பேண்ட் மூணுமே இருக்குது இப்போ குர்த்தா பார்த்துடலாம் இது வந்து நலங்கு வைக்கும் போது நான் இந்த ட்ரெஸ் போட்டிருப்பேன் காலையில் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வந்து மாறி மாறி வரும் இதில் வந்து மீடியம் ஒன்று வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து லார்ஜ் வாங்கியிருக்கேன் உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க கீழே வந்து சைஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதையும் வந்து பார்த்துக்கோங்க இந்த குர்த்தா வந்து இந்த அளவுக்கு வருது ஒயிட் அண்ட் ப்ளூ இதுவும் வந்து காட்டன் குர்த்தா இது வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு இந்த இடத்துல வந்து இந்த லேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க ஒயிட் கலரில் அப்புறம் அதே மாதிரி தான் கீழேயும் வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க நெக்கில் வந்து ஒரு சின்ன கட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஹைட் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வருது ஹைட்டு நான் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சென்டிமீட்டர்னா எனக்கு இந்த நீ நீயை விட கீழே வருது ஸோ ஹைட் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பலாசோ பேண்ட் கொடுத்துருக்காங்க இருக்கு அப்புறம் ஷானும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் ஷானும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது அதே நேவி ப்ளூ கலரில் வந்து ஷால் கொடுத்துருக்காங்க இந்த கார்னர்லலாம் வந்து இந்த லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒயிட் கலரில் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா triple nine nine nine nine next kurta பார்த்தீங்கன்னா இந்த செட் தான் இது வந்து எல்லோ வித் ஒயிட் அந்த காம்பினேஷனில் வந்து இருக்குது ஒரு பேண்ட்டு குர்த்தா அப்புறம் வந்து ஷார்ட் மூணும் இருக்குது இப்போ வந்து குர்த்தா பாத்துக்கலாம் இந்த குர்த்தா பார்த்தீங்கன்னா எல் சைஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல வருது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க இது வந்து ரயான் மெட்டீரியல்னு போட்டிருக்காங்க ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டன் அண்ட் ரயான் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது இது ஹைட் பாருங்கள் என்னோட கூட கீழே வருது ஆங்கிளோட கொஞ்சம் மேலே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப லென்த்தியான குர்த்தா இது இங்கே மட்டும் கொஞ்சம் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கீழே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது சைஸ் வந்து எல் எடுத்திருக்கேன் இதில் எல் வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு இப்போது இதுக்கும் வந்து ஒரு பனாசோ பேண்ட் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒரு லைட்டாக ஒரு கட் கொடுத்துருக்காங்க இந்த எண்டில் ஷாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியான ஷால் தான் இருக்குது நல்லா நம்ம ஒன் சைட் போடும்போது நல்லா லென்த்தியாக வரும் இல்லை டபுள் சைடும் போட்டுக்கலாம் டபுள் சைட் போடும்போது நல்லா பெருசாக இருக்குது ஸோ நல்ல பிரைட்டான ஒரு எல்லோ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்து ரொம்ப நல்லா இந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா nine four eight nine hundred and forty eight rupees இது நார்மலான ஒரு குர்த்தா ஃப்ரண்ட்டில் லாட் கொடுத்துருக்காங்க இங்கே த்ரீ த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொஞ்சம் வந்து மிரர் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இதுலேயும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தா செட் தான் இதுக்கு வந்து ஒரு பலாசோ பேண்ட் அப்புறம் வந்து ஒரு குர்த்தா கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரைட்டான பிங்க் குர்த்தா இது பேக் சைட்லேயும் இந்த மாதிரி ஒர்க் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் நைன் இந்த குர்த்தாவோட ப்ரைஸு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் குர்த்தா பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ப்ளூ அப்புறம் வந்து ஆஷ் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு குர்த்தா குர்த்தா வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது நல்லா ஹெவியாக இருக்குது ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் இந்த சைட்ஸ்லலாம் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நல்ல ஒரு ஷேப் தெரிகிற மாதிரி வந்து அந்த ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்காங்க இதில் இந்த கார்னர்லேயும் வந்து இந்த ஒரு பார்டர் மாதிரி வச்சுருக்காங்க இதுலேயும் வந்து three fourth sleeve back side இப்படி தான் இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப் வருது அப்புறம் வந்து நெக் வந்து க்ளோஸ் நெக்காக வந்து இதில் வந்து வருது லென்த் பார்த்துக்கோங்க லென்த் இந்த அளவுக்கு வருது எனக்கு பேண்ட் வந்து பலாசோ பேண்ட் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த பலாசோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது நல்லா லென்த்தியாகவும் இருக்குது இது ஷால் வந்து ஒரு ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த பார்டரில் வந்து அந்த ப்ளூ கலர் அந்த பார்டர் வச்சுருக்காங்க நல்ல ஒரு சட்டனான ஒரு ஆஷ் கலரில் வந்து ஷால் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து நான் மேரேஜுக்கு அப்புறம் வந்து ரிசப்ஷனுக்கு என்னென்ன எடுத்தேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நான் வெட்டிங்க்காக வந்து எடுத்த சாரீ காமிச்சிடுறேன் உங்களுக்கு இந்த சாரீ பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட தான் வந்து இது வாங்கினேன் இது வந்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலரில் வந்து இருக்குது பார்டர் வந்து காப்பர் சரியில் வந்து பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க வெட்டிங்கெல்லாம் கட்டும்போது ரொம்ப பளிச்சு பளிச்சுன்னு இருந்தது சூப்பராக இருந்தது பார்க்க முந்தாணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபைவ்லேருந்து த்ரீ தௌசண்ட்குள்ளே தான் இந்த சாரீ ஆனால் கட்டும்போது ரொம்ப நல்ல பிரைட்டாக இருந்துச்சு நல்லா இருந்தது இந்த கலரு ப்ளவுஸ் காமிச்சிடுறேன் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன் அப்புறம் போட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அதனால் வந்து நான் வந்து வேறு ப்ளவுஸ் வந்து வாங்கினேன் எனக்கு இந்த பிளெயின் ப்ளவுஸ் வந்து எனக்கு வந்து செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து நான் இந்த ப்ளவுஸ் எடுத்தேன் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் சரியில் வந்து பிங்க் கலரில் வந்து இருந்துச்சு இதில் வந்து நான் கொஞ்சம் கையில் வந்து இப்படி டிசைன் பண்ணேன் பஃப் கை வச்சுட்டு இங்கே வந்து பிளெயினாக இது வந்து எல்போக்கு மேலே வர வரைக்கும் ஸ்லீவ் வந்து நான் வச்சேன் அப்புறம் பின்னாடி நெக்குக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளான இந்த லேஸ் ஒர்க் வந்து பண்ணாங்க இது போடும்போது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பிளெயினாக இருக்கிறத விட இது மாதிரி நம்ம கைக்கு இது மாதிரி வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து டைமே இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதுக்கோ டைமே இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஒன் ஹவரில் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க பர்ஃபெக்டாக இருக்குது இது மாதிரி தான் இருக்குது பின்னாடி வந்து நாட்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து சிம்பிளாக இருக்கணும் பார்க்கவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அதனால் எனக்கு இது மாதிரி தச்சு கொடுத்தாங்க அப்புறம் இந்த பட்டு சாரீ பார்த்தீங்கன்னா நான் இந்த நெக் பீஸ் தான் வந்து மேட்ச் பண்ணேன் இது வந்து நம்மளுக்கு நெக்கை ஒட்டி வரும் இது ஒரு சிங்கிள் நெக் பீஸ் போட்டாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது அப்புறம் நான் இந்த ஜிம்கி வந்து சரவணாவில் வந்து எடுத்தேன் பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு எடுத்தேன் இது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரடோ என்னமோ தான் இந்த ஜிம்கியும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் அப்புறம் கீழே வந்து ஒரு பீட்ஸ்லாம் வந்து பிங்க் கலரில் வர மாதிரி ரொம்ப நல்லா இருந்து இதுவும் வந்து நல்ல மேட்ச் ஆச்சு அன்னைக்கு நான் போட்ட சாரீக்கு அடுத்து ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு வந்து நான் ஆஃப் சாரி எடுத்தேன் நான் சாரீ எடுத்து அப்புறம் ஸ்டிச் பண்ண வந்து கொடுத்தேன் இது இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நான் வந்து போரூர் சரவணாவில் வந்து எடுத்தேன் இது இது பார்த்தீங்கன்னா ஒரு மெஹந்தி க்ரீன் சாரீ இது கீழே வந்து ஒரு நல்ல காப்பர் சரி போட்ட ஒரு பெரிய பார்டர் இது இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆராதியா டிசைன்ஸ் அவங்க தான் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க சித்தி தான் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அவங்கள நான் வந்து மெஷர்மெண்ட் இங்கே சென்னைக்கு வந்த அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு மெஷர்மெண்ட்டே கொடுத்தேன் அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில மாடல் வந்து அனுப்பி விட்டாங்க எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து ஒரு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புனேன் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி வந்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ணியே தருவாங்க ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து ஸ்டிச்சிங்லாம் முடிச்சு எனக்கு வந்து அனுப்பி விட்டாங்க ரொம்ப நல்லா தைச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இந்த நேரத்தில் ஃபிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தது ப்ளவுஸ்லாம் ஸோ நல்ல ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சு நல்லா சூப்பராக தைச்சிருக்காங்க இந்த ஸ்கர்ட்டை இங்கே வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்கும் வச்சுருக்காங்க வந்து ஒரு ஹிப் பெல்ட்டும் வந்து அதே கலரில் பண்ணி கொடுத்தாங்க இதுக்கும் வேணும்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி தராங்க நான் இது வந்து சிம்பிளாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொன்னேன் எனக்கு வந்து இது மாதிரி தச்சு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பிங்க் கலர் ப்ளவுஸ் இது இது வந்து ஒரு மாதிரி டார்க் பிங்க் ப்ளவுஸ் இது ஸ்லீவில் வந்து இது மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு கீழே பார்டர் வைக்க சொல்லிட்டேன் நெக் பார்த்தீங்கன்னா பேக் சைட் நெக் வந்து இது மாதிரி கொஞ்சம் லோவாக வர மாதிரி வச்சுட்டோம் அதிலே வந்து இந்த நாட்டம் வச்சுட்டேன் இது மாதிரி ரொம்ப சிம்பிள் ஆனால் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தாவணிக்கு பார்த்தீங்கன்னா நான் தனியாக எடுத்தேன் ப்ளவுஸ் மெட்டீரியல் இது இது ஒரு மூணு மீட்டர் எடுத்துட்டு இதில் வந்து நான் அந்த சாரியோட க்ரீன் கலர் இருக்குல்ல அதை வந்து பார்டராக இதில் வைக்க சொல்லிட்டேன் பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலரு ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் வந்து மேரேஜ்க்கு வந்து ரோகிணிக்கும் வந்து ட்ரெஸ் வந்து இது பண்ணது ரெடி பண்ணது இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் நான் வந்து போரூர் சரவணாவில் வந்து எடுத்தேன் அடுத்தது வந்து நான் ரிசப்ஷனுக்கு கட்டின சாரீ காட்டுறேன் இந்த ப்ளூ கலர் சாரீ தான் வந்து ரிசப்ஷன் கட்டினேன் இதில் வந்து இந்த காப்பர் சாரி போட்டு இருக்கு இது வந்து நான் போரூர் சரவணாவில் தான் வாங்கினேன் இந்த பட்டு சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் கலர் ஏன்னா ஈவினிங் ரிசப்ஷன்னால நம்ம பிரைட் கலர் கட்டும் போது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை செலக்ட் பண்ணேன் முந்தாடி பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் மஜந்தா கலர் இது இந்த சாரி இதுவும் வந்து கட்டும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடோ வேணுமோ அப்படிதான் வந்து இந்த சாரி எடுத்தேன் ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் தான் சொல்லணும் ரொம்ப நல்லா இருக்கு இதுவும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் டி நகரில் தான் கொடுத்தேன் எனக்கு வந்து ஒன் ஹவரில் வந்து இந்த ப்ளவுஸ் அப்புறம் வந்து மேரேஜ்க்கு போட்டேன் அந்த ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் டிசைன் வந்து எனக்கு இப்படி வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து அனுப்புனேன் ஸோ ஸ்லீவ்க்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பப் ஸ்லீவ் வச்சுட்டு இது வந்து ஷார்ட் ஹேண்ட் வச்சேன் இதுக்கு அப்புறம் நெக் வந்து இது மாதிரி வச்சுருக்கேன் கொஞ்சம் லோவாக வர மாதிரி நெக் வச்சுட்டு இதில் வந்து இந்த கோல்டன் லேஸ் ஒர்க் வந்து கார்னரில் பண்ணியிருக்காங்க மற்றபடி எதுவுமே செய்யல இதில் நாட் வச்சுருக்கோம் பார்க்க ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு இது இது நைட் ரிசப்ஷன்னால நான் வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒரு ஜிமிக்கி எடுத்தேன் சரவணா ஸ்டோன்ஸில் தான் எடுத்தேன் த்ரீ ஹண்ட்ரடோ டூ ஃபிஃப்டியோ என்னமோ தான் இது ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்சது இது நெக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸும் இல்லாமல் லாங் ஆரமும் இல்லாமல் ஒரு சென்டரில் வர ஒரு நெக் பீஸ் தான் வந்து இது போட்டிருந்தேன் இந்த அளவுக்கு தான் வருது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்து ரோகிணி ரிசப்ஷனுக்கு போட்ட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் சித்தி வந்து உனக்கு என்ன கலர் வேணும்னு கேட்டாங்க ரோகிணி வந்து ரெட் கலர் வேணும்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து லெஹங்கா தான் வேணும்னு சொன்னாங்க அவங்க வந்து எல்லாருக்குமே சேர்த்து பசங்களுக்குலாம் வந்து சேர்த்து வந்து ஸ்டிச் பண்ணாங்க ஸோ அந்த இடத்துலேயே வந்து ரோகிணிக்கும் கொடுத்துட்டாங்க மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் சிங்கப்பூரில் இருக்கும் போதே வந்து நான் மெஷர்மெண்ட்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது ஹிப் ஆகட்டும் அப்புறம் வந்து ப்ளவுஸ் ஆகட்டும் இதில் டிசைன் பண்ணதாகட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இந்த நேரத்தில் இதுக்கு வந்து ஒரு ஹிப் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஹிப் பெல்ட்டு லெஹங்காவில் வர ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஷார்ட் ஸ்லீவ் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து கையில் கொஞ்சம் வந்து எம்ப்ராய்டரி அந்த டிசைன் வந்து வச்சுருக்காங்க இதில் ஃபிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு எதுவுமே ஆல்டர் பண்ணுற வேலையே கிடையாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து சித்தியே மின்னேறியே போட்டாங்க பசங்களுக்குலாம் எல்லாருக்குமே வந்து ஸ்டிச் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அதிலே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ ரோக்லியோட ட்ரெஸ் வந்து இதுதான் இதில் வந்து ஒரு ரெட் கலர் நெட்டட் ஷால் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அழகாக ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க இது போடும்போது இப்படி அழகாக அப்படி வந்துடும் இது மாதிரி வரும் நான் வந்து உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் போட்டோன்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சிட்டேன் நீங்கள் வந்து மேரேஜ் ஃபோட்டோஸ் அப்புறம் வந்து ரிசப்ஷன் வீடியோஸ்லாம் வரும்ல அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது கிளியராக தெரியும் நான் பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு அப்புறம் ரிசப்ஷனுக்கு வாங்கின ட்ரெஸ்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டிங் வீடியோஸ் அப்புறம் வந்து ரிசப்ஷன் வீடியோலாம் வரும் அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி வந்து ட்ரெஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களை வந்து வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி பாய்